வணக்க மகளே நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா தமிழகத்தின் மிக பழமை வாய்ந்த புனித ஸ்தலங்களில் ஒன்றான மிகப்பெரிய மலையேற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலைக்கு தாங்க நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இந்த வெள்ளியங்கிரி மலை தமிழகத்தின் தென் கைலாயம்னு கூட சொல்லுவாங்க இந்த மலையோட உயரம் சுமார் ஆறாயிரம் அடிக்கு மேல இருக்குங்க இந்த வெள்ளியங்கிரி மலை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல சிறுவாணி மலையை ஒட்டி பூண்டின்ற இடத்துல தாங்க இந்த மலை அமைஞ்சிருக்குது இந்த வெள்ளியங்கிரி மலையோட உச்சி அடையிறதுக்கு அதாவது உச்சி மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்க நாம ஏழு மலைகளை கடந்து போகணுங்க நாம இந்த மலையேற்றத்தில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நாம எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருட்களையும் மலைக்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஃபுல் செக்அப் பண்ணி தாங்க அனுப்புவாங்க நாம் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு கவர் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க உடைக்காம இது பண்ணு இவனை உடஞ்சிருக்கீங்க பரவாயில்ல ஒன்றும் இல்லை சாப்பிட்றது தான் பார்த்து பக்குவமா மேலே போகிற வரைக்கும் தாங்கணும் இந்த இந்த பக்கம் காமி என்ன முழு முறுக்குல நுணுங்கி போச்சு செக்கிங் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம நார்மலா ஹோம்ல யூஸ் பண்ற வாட்டர் பாட்டில்ஸ்க்கு எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது பட் இது மாதிரி எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச வாட்டர் பாட்டில்ஸ்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது அலோவ் பண்ணால் மேலே நிறையா வந்து குப்பைகள் சேரும் மழை வளம் கெட்டு போயிருன்றதுனால இதை அலோவ் பண்ணுறது இல்லைங்க பட் நம்ம ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணால் இதை கண்டிப்பாக நம்ம நம்மளை அலோவ் அலோவ் பண்ணுவாங்க இந்த டுவெண்ட்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சுக்க போகிறதுக்காக கிடையாதுங்க திரும்பவும் நம்மகிட்டே கொடுத்துருவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருளில் ஒரு லேபிள் ஒட்டி விட்டுருவாங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் மறுபடியும் நம்ம திரும்பி கொண்டு வந்து கீழே ஒப்படைச்சிட்டோம்னா மறுபடியும் நம்மளுக்கு அந்த டுவெண்ட்டி ருபீஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க எடுத்தோடனே பார்த்து எவ்வளோ சிங்கத்தாக இருக்குன்னு ஜி எனக்கு ஒரு குச்சி எடுத்து கொடுங்க ஜி இந்த குச்சி நல்லா இல்லை வேறு ஏதாவது குச்சி எடுத்து கொடுங்க குச்சி இருக்காரு ஓகேங்க நாம இப்போ செக்கிங் முடிச்சுட்டு வெள்ளிங்கிரி மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாம முதல் ஒரு சில படிகளை ஏற ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருங்க நம்ம ரொம்பவே செங்குத்தா தான் ஏறிட்டு இருக்கிறோன்றது இந்த மலையேறும் பயணம் பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கணும்னு வேண்டி நாம இந்த விபூதியை எடுத்து பட்டையை அடிச்சுட்டு ஆரம்பிக்கலாம் வாங்க ஆஹா எதுவும் திறந்துருக்கல அது திறந்துருந்தா இவங்க தான் விட மாட்டாங்களே எல்லாத்தையும் தூக்கி போயிடுவாங்க இல்லை இல்லை திறக்கல இல்லையடா மிஸ்டர் வெள்ளையன் அவர்களே சொல்லுங்க நேரம் ஆரம்பிச்சிட்டோம் என்ன நினைக்க எனக்கு தெரியல இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் தான் சொல்ல முடியும் சிவர் வரணும் இந்த ஏழு மலையில் இந்த முதல் மலை மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த வெள்ளிங்கிரி மலை பயணத்தில் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஏன்னா இங்கே வந்து வழி கொஞ்சம் கரடு முரடாக தாங்க இருக்கும் முதல் மலையை ஏற ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே சூரிய ஒளி நல்லாவே உதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இனிமே கிளைமேட் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும் போது வாங்க பார்ப்போம் இவரை பார்த்தீங்களா இவரோட மலையேற்ற பயணத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு மெதுவாக உக்காந்து உக்காந்து கீழே இறங்கி போகிறாருன்னு நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும் போதுன்னு தெரியல வாங்க பார்ப்போம் பயங்கரமாக இருக்குது சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தை செங்குத்தான படிவழி பயணத்தில் கடந்து நாம் இப்போ முதல் மலைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த வெள்ளப்பிள்ளையார் கோயில் தாங்க முன்னாடியே வந்துட்டேன் அங்கேயே உட்காந்துட்டீங்களா முதல் மலைக்கு வந்துட்டோம் இந்த வெள்ளப்பிள்ளையார் கோயிலில் கொஞ்ச நேரம் நின்று பிள்ளையார் வணங்கிட்டு அங்கே இருக்கிற விபூதியை எடுத்து பட்டி அடிச்சுட்டு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இந்த வெள்ளப்பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடாரத்துக்கு அடியில் சிவன் பக்தர்கள் ஒரு சில பேர் சேர்ந்து முதல் மலையை கடந்து போகிற சிவன் பக்தர்களுக்கு இலவசமாக நீர்மூர்கள் கொடுக்குறாங்க இந்த இடத்துல மட்டும்தாங்க நீர்மூர் இலவசம் மேலே நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு மலையிலையும் விலை கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும் ஆல்ரைட் நாம் இப்போ ரெண்டாவது மலையை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க இந்த ரெண்டாவது மலையை ஏறும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வழியெல்லாம் ஒரே குப்பையாக இருந்துச்சுங்க அந்த குப்பையை அகற்றுறதுக்கோசரம் நம்ம சிவன் பக்தர்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் உதவி பண்ணாங்க அப்புறம் செலிபிரிட்டி இதெல்லாம் தப்பு இவனை பார்த்தீங்களா மிக கடினமான மலைகளில் ஒன்றான வெள்ளிங்கிரி மலையை நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க இவனமும் குழந்த மாதிரி ஓடிட்டு இருக்கான் பாருங்க பட் செய்து நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க நிதானமாகவே நடந்து போங்க அப்போ தான் சேஃபாக ட்ராவல் பண்ண முடியும் இப்போ நம்ம ரெண்டாவது மலைக்கு பக்கமாக வந்துட்டேங்க அந்த ஓட்டம் ஓடி வந்த நம்ம பசங்க ரெண்டு பேரும் உக்காந்துட்டானுங்க என்னடா இங்கே உக்காந்துட்டீங்களே வாங்கடா போகலான்னு சொல்றதுக்கு நம்ம பசங்க என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் கேளுங்க கம்கட்டி வேணுமா அவ்வளோ கடினமா அது சரி வாங்க போவோம் வெயில் வேற வெயில் வேற நல்லா இருக்கு ரெண்டு நிமிஷத்துல வெயில் கலந்துடலாமா வழுக்கு வர வழுக்க மாட்டேங்குது செதுக்கி வச்சிருக்காங்க சிற்பம் மாதிரி படிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த பாறை ஒரே மாதிரி பிளைனாக தாங்க இருக்கும் அதனால தாங்க இந்த பாறைக்கு வழுக்கு பாறைன்னு பேரே வந்தது இப்போ ரீசெண்டாக தாங்க இந்த பாறைகளில் ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க மக்கள் பயணம் செய்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க இந்த கடினமான இரண்டாவது மலையை கடந்து வந்துட்டுன்றதுக்கு அடையாளமே இந்த சுனை தாங்க இந்த சுனையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் நம்ம தாகம் களைப்பு உடல் வலின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மருத்துவமாக தாங்க இருக்கும் நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பதினேழு சித்தர்கள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர்னு அழைக்கப்படக்கூடிய இவர் வாழ்ந்த குகை கோயில் தாங்க இது இவர் பாம்புகளை கையாளுவதில் திறமை வாய்ந்து ஒருவராங்க அதனால தாங்க இவருக்கு பாம்பாடி சித்தர்னு பெயர் வந்திருக்குது இது மட்டும் இல்லைங்க இவர் மனம் எனும் பாம்பை ஆட்டி வைக்க வேண்டும்ன்ற பாடலையும் இவர் தாங்க பாடியிருக்கிறாரு இதை பாருங்க இந்த மலை பயணத்தில் சின்ன சின்ன சுட்டி பசங்களோ வயதான பாட்டி தாத்தாக்களோ எவ்வளோ எளிதாக இந்த மலைகளை கடந்து போகிறாங்கன்னு இந்த மலை ஏறுறதுக்கு இவங்க தாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனு வாங்க போகலாம் இதுதாங்க மூன்றாவது மலை இந்த மூன்றாவது மலை வழி பயணம் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும் ஏன்னா இது ஒரு சமதள தரவழி த வழி பயணம் தாங்க இது இப்போ நம்ம அடுத்ததாக இந்த மலையோட ஒரு பெஸ்ட்டான இடத்துக்கு தாங்க நாம் இப்போ போக போகிறோம் ஏன்னா அங்கே வியூ பாயிண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு பலனா இந்த வியூ பாயிண்ட் எனக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சுங்க பசங்க தான் கொஞ்சம் பயந்துட்டானுங்க வாடா வாடான்னு சொல்லி என்னை தொந்தரவு பண்ணானுங்க நானும் இறங்கி வந்துட்டேங்க ஓகேவா நானும் ஓடியாரேன் நாம இப்போ நான்காவது மலைக்கு பக்கத்துல வந்துட்டுன்றதுக்கு அடையாளமே இந்த திருநீர் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்ணு தாங்க ஃபர்ஸ்ட் நாம பார்த்தோம் பார்த்தீங்களா அது திருநீர் நிறத்தில் இருக்கக்கூடிய திருநீர் மலைங்க ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது செந்நிறத்தில் இருக்கக்கூடிய செம்மலைங்க செந்நிறத்தில் இருக்கிறதுனால இது குங்கும மலைன்னு கூட சொல்லுவாங்க இனிமே வரப்போகிற பாதையில் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்குமாங்க வாங்க பார்ப்போம் மறுபடியும் நம்ம பசங்க ஒரு அருமையான தங்கும் இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க வாங்க போவோம் இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டிங்களா ஃப்ரிட்ஜில் உட்காந்த இருக்குது இது அங்கே நாம் கொண்டு வந்த பிஸ்கட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான இடம் தாங்க இது வாங்க நம்ம சாப்பிடுவோம் இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டே சாப்பிட்றதுலேயே ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குதாங்க செய்யுது நாம் இப்போது பாதி ஸ்நாக்ஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி ஸ்நாக்ஸை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததாக நம்ம இப்போ போக போகிறது தாங்க நாலாவது மலை அடுத்ததாக நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஸ்பாட்டுங்க இந்த ஸ்பாட்லேருந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட் உங்களுக்கு கிடைங்க எதுக்குன்னு பார்க்குறீங்களா இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஈசா யோகா மையம்னு அழைக்கக்கூடிய நூற்றி பன்னிரெண்டு அடி உயரம் கொண்ட ஆதியோகி சிவா ஸ்டாச்சு எவ்வளவு சின்னதாக தெரியுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு தேடாதீங்க கரெக்டாக என் லெஃப்ட் சைட் கார்னரில் பாருங்கள் லேக் வியூக்கு பக்கத்துலேயே இருக்குங்க நானும் சிவா டெம்பிளை பார்த்த சந்தோஷத்தில் வெற்றிக்கு அடையாளமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி கையில் இருக்கிற துண்டு எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேங்க அங்கே பாரு இல்லையா அங்க ஏதோ தெரியுது பாரு இங்கேருந்து பாரு தெரியுதா ஏதோ கூடாரம் போட்டு வச்சுருக்காங்க என்னது இன்னும் மேலே போக போக உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸுக்கு பஞ்சமே இருக்காதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அங்கேருந்து பார்க்குறதுக்கு இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த மரம் இந்த மரம் கொஞ்சம் பிரச்சனை தாங்க தயவுசெய்து நைட்டில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்துவாங்க இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இடம் வெள்ளியங்கிரி மலையிலே ஒரு முக்கியமான இடங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒட்டன் சித்தர் ஜீவ சமாதி நாம் இந்த வெள்ளியங்கிரி மலையேற்றத்தில் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடங்களில் ஒன்றானது இந்த இடம்தாங்க ஒட்டன் சித்தர் இவர் இந்த மலையில் இருக்கக்கூடிய ஏழு மலைகளோட படிவழி பாதைகளையும் தரைவழி பாதைகளையும் அமைச்சவர் இவர் தான் சொல்கிறாங்க அதனால் இந்த இடத்துக்கு வரக்கூடிய எல்லா சிவபக்தர்களும் இங்கே வந்து நின்று வணங்கிட்டு தாங்க போவாங்களாம் இது மட்டும் இல்லைங்க இந்த ஒட்டன் சித்தர் ஜீவசமாதியோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒட்டன் சித்தர் ஜீவசமாதிக்கு மேலே அடுக்கி இருக்கக்கூடிய இந்த கற்கள் கற்களை கொஞ்சம் பாருங்களேன் இந்த கற்கள் எதற்காக ஒன்றின் மேல் ஒன்றின் அடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய சிவபக்தர்கள் எல்லாருமே இந்த கற்களை அடுக்கி வச்சு வேண்டிப்பாங்களாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டுறவங்க இங்கே கற்களை அடுக்கி வச்சு வேண்டிக்கிட்டால் வீடு கட்டுவோன்றது இவங்களோட நம்பிக்கைங்க ஏன் சித்தப்பா நேரம் நீங்கள் எங்களுக்கு சித்தப்பா மறையக்கூடாது இங்கே வாங்க நேரம் நீங்கள் எங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஏழாவது மலையில் இருந்துருக்கணும் எது எதனால் இவ்வளோ லேட்டு நீங்கள் சொல்லுங்கள் எதனால் இவ்வளோ லேட்டு சித்தப்பா அதெல்லாம் சொல்ல முடியாத தீக்குது என்ன சொல்ல முடியாது நிறைய வயசு பையன் நீங்கள் நேரம் ஓடுறது இல்லையா மேலே இப்படியும் சொல்ல முடியாது இப்படியும் சொல்ல முடியாது என்ன சித்தப்பா தண்ணி இல்லையா எட்டு சொன்னைக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றுற இன்னும் மேலே போகணும் நம்ம பசங்க தண்ணி தாக்கத்தால் ரொம்பவே சோறு உடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ரொம்பவே டயர்டாக பேசுகிறாங்க டயர்டாக நடக்கிறானுங்க ஸோ இங்கே வரவங்க எல்லாருமே வாட்டர் கொஞ்சம் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ரொம்பவே பிரச்சனை தாங்க கொஞ்சம் தண்ணியை பார்த்து செலவு பண்ணுங்கள் இங்கே நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் சீக்கிரமாகவே டயர்டாகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இவ்வளோ கஷ்டத்துலேயும் அடுத்து ஒரு ட்விஸ்ட்ன்ற மாதிரி இந்த வழித்தடத்தை கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ வழுக்கலான ஒரு மண் தட பாதையாக தாங்க இது இருக்கும் இதில் கொஞ்சம் பார்த்து தான் ஏறினெல்லாம் வழுக்கி கீழே விழுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகங்க நம்ம பசங்களால் முடியலை போலங்க உட்காந்துட்டானுங்க இப்போ நாம் ஐந்தாவது மலைக்கு வந்துட்டோங்க எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா இந்த கல் வச்சு தாங்க இது தாங்க பீமன் களி உருண்டைன்னு சொல்லுவாங்க எதனால் இந்த இடத்துக்கு பீமன் களி உருண்டைன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமாங்க இங்கே பஞ்ச பாண்டவர்கள்லாம் வந்து தங்கியிருந்து தவம் பண்ணதாக நம்பப்படுதுங்க அதனால தாங்க இந்த இடத்துக்கு பீமன் கலிவருண்டன்னு பேர் வந்திருக்குது இங்கே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நின்று சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் ட்ரை பண்ணிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாங்க இப்போது நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான தருணங்க இது நம்ம ஆயிரத்தி ஒருவன் படத்தில் வர மாதிரி ஸ்லோ மோஷனில் போய் காட்டுவோம் வாங்க ஒரு உன்னதமான சிவபக்தனால் மட்டுமே உணர முடியுங்க அந்த இடத்துல என்ன இருக்குன்னு இந்த வெள்ளியங்கிரி மலையின் அரசன் எம்பெருமான் ஈசன் குடியிருக்கக்கூடிய ஏழாவது மலை தாங்க இந்த மலை இந்த மலையை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எல்லாருக்கும் ஒரு தனி புத்துணர்ச்சியே வரும் இந்த மலையின் ஐந்தாம் மலை முடிவு ஆறாம் மலை தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் தாங்க என் வாழ்க்கையில் ரொம்பவே மிக முக்கியமான தருணம் ஒவ்வொரு நொடியும் அந்த மலையில் இருக்கக்கூடிய ஈசனை நாம் இப்போ பார்த்துருவோமா அப்போ பார்த்துருவோமான்னு மனசு தேடுதுங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சியை கைவிடாமல் சோர்வும் அடையாமல் நானும் நடந்து போயிட்டே இருக்கிறேங்க அந்த ஈசனை பார்க்க இப்போ நம்ம ஆறாவது மலைக்கு வந்துட்டோங்க அதுக்கு அடையாளமே இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த பள்ளத்தாக்கு தாங்க இந்த பள்ளத்தாக்கு வந்து சேர்ந்துட்டோன்னா ஆறாவது மலைக்கு வந்துட்டோன்னு எடுத்துங்க இந்த இடத்துல இறங்கும் போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இங்கே வந்ததும் இந்த கிளைமேட்டோட சேஞ்சஸ் அப்படியே உங்களுக்கு தெரியுங்க அவ்வளோ ஹாட்டாலாம் இருக்காதுங்க ரொம்பவே சில்லுன்னு கூலாக தாங்க இருக்கும் அந்த இடம் ஏங்க எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க நாம் கரெக்டாக இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னு பாருங்கள் இந்த வெள்ளிகிரி மலையிலேயே மிக முக்கியமான இடங்கள் ஒன்றான இந்த இடம் தாங்க ஆண்டி சுனை இந்த சுனையில் குளிக்கிறன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க இந்த சுனையில் கால் வச்சதும் குளிக்காமல் எந்திரிச்சு போன நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா இந்த சுனையில் வரக்கூடிய தண்ணீர் பார்த்திங்கன்னா உயிரை உரைய வைக்கிற அளவுக்கு அவ்வளோ கடுமையான ஒரு குளிராக இருக்குங்க இந்த சுனையில் குளித்து முடிச்சவங்க இந்த சுனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசனை வணங்கிட்டு தாங்க இங்கேருந்து கிளம்புவாங்க தண்ணி என்னடா ஐஸ் தண்ணி ஐஸ் நிறைய பேரால் முடியாத ஒரு செயலை தாங்க நாம் இப்போ செய்ய போகிறோம் ஈசன் குடி இருக்கக்கூடிய இந்த குளத்துல நாம் குழியில் போட போகிறோங்க இந்த எந்த Thank you. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது இந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க இங்கே வந்து பாருங்க தண்ணிக்குள்ளே சிவலிங்க வடிவில் நம்ம ஈசன் எவ்வளவுக்கு அழகாக காட்சி அளிக்கிறாருன்னு 바지가 있는 거. 이거 가 நாம் குளித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஈசனையும் ஈசன் மகனான விநாயகப் பெருமானையும் வணங்கி முடிச்சதுக்கப்புறம் நாம் நம்ம பயணத்தை தொடரலாங்க இந்த சுனியில் குளித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்துருக்கீங்களாங்க நம்மளோட உடல்நிலை ரொம்பவே சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறத நம்மளால் உணர முடியுங்க ஏன்னா ரொம்பவே பிரச்சனைப்பாக இப்போ நான் ஃபீல் பண்ணுறேங்க வாங்க நடக்க ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஆறாவது மலையோட முடிவுலையும் ஏழாவது மலையோட தொடக்கத்துலேயும் இருக்கிறேங்க அதுக்கு அடையாளம் இந்த இடம் தாங்க இந்த இடத்தோட அழகை ரசிக்கிறதுக்கும் அது வர்ணிக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் கண்களும் கிடையாது வார்த்தைகளும் கிடையாதுங்க எவ்வளோ அழகான இடம் பாருங்க அந்த ஈசனையே தொட்ட ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்கு தாங்க இந்த வீடியோ நான் எடுத்தேன் இந்த வீடியோ ஒன்று போதுங்க என்னோடய லைஃப் லாங் மெமரிக்கு நம்ம வாட்டர் பாட்டிலில் தண்ணி ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது இந்த தண்ணி நம்மளுக்கு இப்போதைக்கு பத்தாது அதனால் மலை ஏழாவது மலை அடிவாரத்துலேயும் இங்கே பாருங்கள் ஏழாவது மலை அடிவாரத்துலேயே ஒரு சுனையில் தண்ணி வந்துட்டுருக்குங்க அதில் நம்ம நம்ம வாட்டர் பாட்டிலில் எடுத்து ஃபில் பண்ணிட்டு தாங்க நம்ம மேலே ஏறினா தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஆனால் உங்களால் இந்த சுனையில் தண்ணி பிடிக்க முடியுன்றது அவ்வளோ சுலபம் இல்லைங்க ரொம்பவே ஸ்லோவாக வருங்க ஒரு வாட்டர் பாட்டில் நம்புறதுக்கே திட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாவது ஆயிருங்க ஏறு மலை ஏறு ஏழாவது மலை ஏறு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க வாங்க நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்த காட்டுறேன் என்னென்னு பார்க்குறேங்க ஒரு நிமிஷம் வெயிட் அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா ஒரு கூடாரம் அதுதாங்க அந்த மிக முக்கியமான ஒரு இடம் வாங்க என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் வெள்ளிங்கிரி மலையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான அதிசயம் தாங்க இந்த இடம் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே ஒரு பிளேயர் சில தெரியுது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பிளேயர் சில பாருங்கள் ஒரு உண்மையான இயற்கை வடிவம் கொண்ட ஒரு பிளேயர் சிலங்க அது இயற்கை வடிவில் ஒரு சுயம்பாக உருவான இந்த பிளேயரை வணங்கி முடிச்சுட்டு நம்ம நம்ம நடப்பாதையை நம்ம தொடங்கலாங்க இந்த ஏழாவது மலையோட வழி பயணம் முதல் மலை மாதிரியே ரொம்பவே கடினமாகவும் கஷ்டமாகவும் கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்குங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் இந்த வழி இருக்கு வழியில் இருக்கக்கூடிய இன்னொரு கடினமான வழி தாங்க இது இந்த வழியில் ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காதுங்க இந்த பாறையில் அப்படியே தாங்க நம்ம நடந்து போகணும் சின்ன சின்ன குண்டும் குழிகளும் பத்தல்களும் இருக்கும் அதில் கால் வச்சு தாங்க நம்ம நடந்து போகணும் இங்கே வந்து நின்று பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும் நம்ம கடந்து வந்த பாதையும் நம்ம இனிமே ஏறி நம்ம மேலே போகிற பாதையும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்றது இந்த பாதையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க படியிலே இல்லாத ஒரு குறுகிய வழி பாதையாக தாங்க இருக்கும் சின்ன சின்ன பாறைகளும் ஒரு கால் வைக்க கூட இடமில்லாத ஒரு குறுகிய பாதை தாங்க இது இதில் நடந்து போகிறது தானே சவாலே உச்சி வெயில் மண்டையை பொழக்குதுங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய எனர்ஜி லெவலும் கம்மியாகிட்டே வருதுங்க ரொம்பவே டயர்டாகிடுச்சு உடம்பு மலையேற்றங்களில் உடம்பு ரொம்பவே டயர்ட்னஸாக இருக்குங்க அப்போ நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் குடிங்க ஏன்னா டக்குன்னு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா மூச்சு ரொம்ப வாங்கும்போது தண்ணி கொஞ்சம் பொறுமையாக தான் குடிக்கணும் இங்கே பார்த்தீங்களா அப்பு டவுனுன்னு போட்டிருக்கு எதனால் அப் டவுன் போட்டிருக்குது அப்படின்னா அப் போட்டிருக்கிற சைடில் இப்போ நம்ம ஏற ஆரம்பித்தா தாங்க நம்மளை வந்து சாமியை வந்து ஒரு ஃபார்முலா நம்ம வந்து போய் பார்க்க முடியும் டவுன் பக்கம் நம்ம ஏற ஆரம்பித்தோமா நம்ம வந்து சாமியை வந்து பின்வழியாக போய் பார்க்குற மாதிரி இருக்குங்க நான் இந்த வெள்ளிங்கிரி மலைவழி பயணத்தை ரொம்பவும் சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குங்க அங்கங்கே ஏரோ மார்க்குகளை மட்டும்தாங்க நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஏழாவது மலையில் இருக்கக்கூடிய ஈசனை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குன்னு நான் நினைக்கிறேங்க இங்கிருந்து பாருங்களேன் உங்களுக்கு சிறுவாணி மலை தொடர் எவ்வளோ அழகாக தெரியுதுன்றதா அங்கே பார்த்தீங்களா அதுதாங்க சிறுவாணி டேமு இந்த வெள்ளியங்கிரி மலையிலேருந்து இந்த சிறுவாணி டேமை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா என்கிட்ட இருக்கிற மொபைல் கொஞ்சம் கம்மி விலையில் வாங்கினது தாங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு இந்த இடம் நம்ம கரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கு தாங்க நம்ம போகணும் இந்த பாறைகிட்ட போயிட்டா நம்ம ஜெயிச்சிட்டோங்க எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள் எப்படி இந்த வெள்ளிங்கிரி மலையில் வழிப வழிப்பாதையை அமைச்சாங்கன்னே தெரிலங்க ஓகே நம்ம இந்த மலை வழி பயணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டோங்க வாங்க நம்ம மேலே போயிட்டே இருப்போம் மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது இந்த ஏரோ மார்க் பார்க்கும்போதெல்லாம் மறுபடியும் ஒரு ஏரோ மார்க் வந்துருச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குங்க மேலே ஒரு வழி கீழே ஒரு வழி இருக்குங்க நீங்கள் எந்த வழி வேணாலும் பயன்படுத்தினா நான் எதுவும் சொல்ல மாட்டேங்க ஆனால் எனக்கு என்னமோ அந்த மேலே இருக்கிற வழி தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு தோணுதுங்க ஏன்னா கீழே இருக்கிற வழி கொஞ்சம் சருக்களாகவும் வழுக்கலாகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க மேலே இருக்கக்கூடிய வழி கொஞ்சம் பிடிமானமாக இருக்குதுங்க எல்லோரும் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் நாம் இப்போ எங்கே வந்திருக்கிறோன்றதை மட்டும் பாருங்கள் அனுப்பிச்சிருங்க பாருங்கள் பாருங்கள் பாருங்கள் பாருங்கள் நம்ம வந்துட்டோங்க மேலே ஏறி வந்துட்டோங்க அந்த சிவனை பார்க்க ஏழு மலைகளை கடந்து நாம் இப்போ இங்கே வந்தது தாங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த ஏழாவது மலையை நம்ம திரிசூல மலைன்னு கூட சொல்லலாம் போலங்க பாருங்கள் எவ்வளவு திரிசூலம் இருக்குதுன்னு இந்த திரிசூலத்தை எண்ணி பார்த்தா கூட உங்களால் அது எண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேங்க அவ்வளவு திரிசூலங்க நெட்டு வச்சுருப்பாங்க இந்த ஏழாவது மலையை ஏறிட்டுன்றது என்னால் நம்பவே முடியலைங்க இங்கே பார்த்தீங்களா இதுதாங்க திரிசூலத்தால் உருவான திரிசூல தோரண நுழைவாயிலுங்க இந்த ஏழாவது மலைக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க சுவாமி முடிமலை இதுதாங்க இந்த ஏழாவது மலையோட இன்னொரு பேர் முக்கியமாக பெல் சவுண்டுக்காக அங்கே சப்ஸ்கிரைப் பட்டனை வைக்கலங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தாங்க அங்கே சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சேன் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் தரிசனம் காட்ட போறேங்க வாங்க அது என்னன்றத நீங்களே பாருங்கள் இதில் போனால் இயற்கையாக எழுந்தருளிய சுயம்புலிங்கத்தை தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது சுவாமி முடிமலையின் சுயம்பு சிவலிங்கம் சுயம்பு ஈசனோட தரிசனத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் மனசு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது இங்கே நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோங்க ஏன்னா மீதி இருக்கிற ஸ்நாக்ஸ் இங்கே உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம் இங்கே உட்காந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் எனக்கு இந்த இடத்த விட்டு இப்போ போகிறதுக்கு மனசே இல்லைங்க சுவாமி பிரசாதத்தில் எவ்வளோ பிரசாதம் இருந்தாலும் இந்த தேங்காய் பத்து பிரசாதம் மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுங்க அதுவும் கோயில்லேயே உட்காந்து தேங்காய் பிரசாதம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்க நம்மளுக்கு இப்போ ரிலாக்ஸிங் டைம் முடிஞ்சாச்சு இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு மனசு இல்லைனாலும் கிளம்பி தான் ஆகணுங்க வேறு வழி இல்லை இந்த இறக்கத்தில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இறங்கி போகணும் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடத்துவாங்க இவ்வளோ தூரம் நம்ம இறங்கி வந்ததுக்கப்புறம் இந்த இயற்கையால் ரசிச்சுட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் எப்படிங்க வாங்க அப்படியே இங்கே நின்று ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் நாம் கம்புகளை பயன்படுத்தக்கூடிய அவசியம் என்னன்றது இந்த மலை இறக்கத்தில் தாங்க நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா இறக்கத்தில் நம்மளுக்கு கம்புகள் ரொம்பவே அவசியமான ஒரு தேவையாக தாங்க இருக்கும் நான் வேறு கையில் இருந்த கம்பை கீழே வச்சுட்டு வந்துட்டேங்க இப்போ தாங்க இதோட அருமை என்னன்னு தெரியுது உடம்பு இப்போ நல்லா பெண் பண்ணிக்கிட்டோமா வச்சுங்க ஜாலியாக இறங்கலாம்டா அதுக்கே லைட்டாக கீழே இழுக்கிற மாதிரி கல் ஓடுது இவ்வளவு கடினமான மலைவழி பயணத்தை நம்ம வெற்றிகரமாக முடிச்சதுக்கு அடையாளமாக இங்கே வந்து நின்று ஒரு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோங்க இங்கே பாருங்கள் எனக்கே இப்போ தாங்க தெரியுதுங்க இதெல்லாம் வீடியோ எடுத்துருக்குறேன்றது அப்படியே ஜூம் பண்ணுற பாருங்க என்ன தெரியுதுன்னு பாருங்கள் அதுதாங்க ஈசா யோக மையம் ஆதியோகி ஈசா ஸ்டாச்சுங்கிறது அது நூற்றி பன்னிரெண்டு அடி உயரமுள்ள இந்த சிலை வந்து எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்களேன் இங்கே பார்த்தீங்களா எவ்வளவு அழகான மலை எப்படி கருகி போய் கிடக்குதுன்னு இது இயற்கையாக தீ பிடிச்சதா இல்லை யாராவது மனிதர்கள் ஏதாவது இது ஏதாவது தீக்குச்சிகளை போட்டு எரிய விட்டாங்களான்னு தெரிலங்க இல்லை பாருங்க பாதி மலை எரிஞ்சிருச்சிங்க மேலே ஏறும்போது நம்மளுக்கு தேவைப்படும் தண்ணி கீழே இறங்கும் போது தேவைப்படுங்க இந்த தண்ணி பிடிக்கிறதுக்காக நாம் வந்துருக்கிற இடம் தாங்க கைத்தட்டி சொன்னேன் நாம் இப்போ ஏழு மடைகளை கடந்து நம்ம இப்போது கீழே வெள்ளிங்கிரி மலையோட சன்னிதானத்துக்கு வந்து சேர்ந்துட்டோங்க இங்கே பாருங்கள் நம்மளோட சன்னிதானம் கண்ணுக்கு தெரியுது நாம் இப்போ வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் சன்னிதானத்துக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு குறுக்கில் உட்காந்துட்டு வழி விட மாட்டேன்றாருங்க என்னோடய நிலைமையை பாருங்கள் நான் எப்படி இருக்கேன் நான் மலையேறி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டுருக்காங்க போட்டுட்ருக்காங்க இங்கே வந்து அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் எங்களோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க இங்கே வந்தது மலை ஏறினது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருந்துச்சுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மலை ஏறிட்டு கீழே இறங்கி வந்திருக்குன்றத ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்த்தா தாங்க நம்மளுக்கு அந்த அருமையை புரியுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் தரத்துக்காக என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் கோயிலிருந்து வெளியே வரும்போது வீட்டுக்கு தேவைப்படுற திருஷ்டி சம்மந்தப்பட்டமான பொருட்களோ இல்லை சுவாமி படங்களோ ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாங்க ஒரு வழியாக இந்த வெள்ளிங்கிரி மலைவழி பயணத்தை ஏழு மலைகளில் கடந்து நம்ம ஒரு சிறப்பான முறையில் எந்தவித தடங்களும் இல்லாமல் நம்ம ஒரு நிம்மதியாக அந்த வழி பயணத்தை நம்ம முடிச்சிருக்கிறோங்க இவ்வளோ தூரம் அந்த வெள்ளியங்கிரி மலை பயணத்தை நம்ம முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்த நான் காட்டி ஆகணுங்க அது என்ன இடம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க ஈசா யோகா மையம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஆதியோகி சிவா ஸ்டாச்சு தாங்க இது இந்த இடத்துல நடந்த நிகழ்வுகளை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க